ஹலோ இப்போ நாம் பொடி இட்லி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இது ஒரு சிம்பிள் டிஷ் ரொம்ப சீக்கிரம் வந்து இதாக பண்ணி கொடுத்துடலாம் நம்மகிட்ட இட்லி வந்து பழைய இட்லி இருந்துச்சுன்னா உடனே பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஆறு இட்லி எடுத்திருக்கேன் இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் கருவேப்பிலை பொடி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கீழே நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து இதுக்கு தேவையான எண்ணெய் இதை வந்து நம்ம இட்லியை ஃப்ரை பண்ண போகிறதில்ல அதனால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம் கடுகு வடித்ததும் உளுந்து போடலாம் உங்களுக்கு சீசனிங்க்கு வேறு எல்லாம் வந்து ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் அது சிம்பிளாக பண்ணுறேன் இப்போ வந்து பொடி வந்து போடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கருவேப்பிலை பொடி உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்கோ அந்த பொடி வந்து பண்ணலாம் இப்போ இட்லி வந்து இதை வந்து இட்லி ஆட் பண்ணிக்கலாம் இந்த இட்லி வந்து ஆறு பீஸாக வந்து நான் பண்ணியிருக்கேன் ஒரு இட்லியை வந்து நல்லா வந்து பொடி வந்து கோட் ஆகிற மாதிரி கடை கலக்கி விடுங்க கருவேப்பிலை வந்து முடி வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது டெய்லி வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது மாதிரி பொடியில் இல்லை வந்து துவ துவையல் அது மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா வந்து முடி கருப்பாக வளரும் நரைக்காது சீக்கிரமாக நரைக்காது ஹீமோக்ளோபின் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறையா வந்து அதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் இது வந்து எப்படியாவது வந்து டெய்லி வந்து ரெண்டு கொத்த கருவாப்பில் வந்து நம்ம டயட்டில் சேர்த்துன்ட்டோன்னா அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஈவினிங் வந்து இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் காலையிலையும் வந்து எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்